ஹலோ இன்றைக்கி நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம் இது பச்சரிசியில் இடியாப்பம் பண்ண போகிறோம் இந்த கப்பில் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அதுக்கு உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு பிழிஞ்சு விடுறதுக்கு முறுக்கச்சு எடுத்திருக்கேன் இந்த பிளேட் போடலாம் நம்ம இடியாப்பம் பிளேட் ஓம் பொடியெல்லாம் பண்ணுற பிளேட் போடலாம் இதை வந்து நல்லா வந்து மாவை வந்து மாவு வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் வந்து கொஞ்சம் தேவையான தண்ணி விட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நான்ஸ்டிக் பேனில் செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸி இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இப்போ இந்த மாவை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க விடாமல் கலரணும் இதே போல் நல்லா கலரி விடுங்க நல்ல மாவு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கப்பில் தண்ணியை வச்சு கொஞ்சம் தொட்டு பார்த்தோன்னா ஒட்டக்கூடாது இப்போ வந்து இதை இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறின பின்னாடி நம்ம அந்த அச்சில் போட்டு பிழிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம அச்சில் வந்து அதை போட்டுட்டேன் இப்போ இதில் வந்து இதுதான் வந்து இடியாப்பை தட்டு இதில் வந்து நம்ம பிழிஞ்சிக்கலாம் இப்போ இந்த தட்டில் நம்ம பிழிஞ்சுட்டோம் இப்போ நம்ம ஆவியில் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் இப்போ இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு இது வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும் ஏன்னா வந்து தண்ணி கொச்சு அந்த மாவெல்லாம் கரைஞ்சிரும் அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிட்ட பின்னாடி இந்த தட்டை நம்ம உள்ளே வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்ல சாஃப்டான பச்சரிசி மாவில் நம்ம இடியாப்பம் வந்து செஞ்சிட்டோம் இதை வந்து ஸ்வீட்டும் போட்டு ஸ்வீட்டாகவும் செய்யலாம் இல்லை உப்புமா மாதிரி காரமும் செய்யலாம் இல்லை நான் வெஜிடேரியன் பாயா அது மாதிரியும் வந்து தொட்டுக்கலாம் இல்லை வெஜிடேரியனில் வந்து குருமாவும் வந்து பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸி தாங்க நீங்களும் பார்த்தீங்க ரொம்ப ஒரு சிம்பிள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் வேறு ரெசிபீஸும் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வேறு ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ Hello